Ja. Wann denn? 16 Uhr. இன்னும் உடைச்சிட்டேன் அதுக்கு வந்து எந்த ஃபெசிஷன் காசு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆ என்ன ஓ என்ன தான் தெரியுது நேத்தைக்கு தான் திருப்பி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது இந்த ஆக்சிடென்ட் நான் யோசிச்சேன் இதை எப்படி மறைக்கலாம் இந்த இது வந்து நாங்கள் உடைச்சேன் வெளியில வராமல் அப்புறம் எல்லா பிளானும் போட்டு போட்டு கடைசியில் Não. Alô? ஓ நான் வீட்டை தான் நிற்கிறேன் புறம் இருக்கா நான் பாரன் சரி okay every time the same yeah Yeah. Okay. Yeah, alles gut bei dir? Ja. Dann waren, waren, waren. எப்படி படிப்பெல்லாம் போ ஒன்று போய் சொல்றதுக்கு இல்லை இல்லை இப்படி அம்மா அப்பா எல்லாம் சோமா இருக்கிறாங்களா யா ஹலோ யா சோமா இருக்கு சோமா இருக்காங்க தூப்படி என்ன பாபிட்டு செய்யறீங்களா ஓ அடுத்ததா என்ன செய்ய அடுத்ததா என்ன செய்ய போறீங்க பொறுமை இந்த சிக்னல் சரியில்லாத வெளியில போய் பார்த்தேன் Was geht? Ende? Darf ich kurz telefonieren? Was? Ob ich kurz telefonieren darf? Ja, ja. Ja? Ja? Also darf ich? Ja. உண்மையான காதல் எங்கே தேடி பார்த்தேன் தம்பி உனக்கு டாய்லெட்டுக்கு போகணும் இருக்கா விரியாடா கண்டு நீங்கள் இங்கே தம்பி நானும் விழுந்தேன் பெண் தம்பி தம்பி இப்ப வெளில வேலைன்னா அடி விடும் இன்னைக்கு தம்பி வேலைக்கு போகணும் திறங்கூருக்கா நான் வாழவில்லையா உன்னை கண்டு தம்பி என்ன இங்க நடக்குது திறக்கிறியா என்ன அடி விடாம வெளில போக மாட்டேனே மவனை எங்க இன்றைக்கு உனக்கு இருக்கு ரெண்டு continue Hey, Handy! Guck doch mal hier irgendwo. Enkel Handy! In die Handy-Kabine. நீ அந்த ஹேண்டில் கெடுக்கிற போல கொழுந்து பின்னால பேர் எங்க திரும்ப திரும்ப வழியில அங்க இருப்போம்